அனைவருக்கும் வணக்கம் க்ரூடாயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் போயிட்டுருக்கு ஸோ ரெட் கலரில் கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு by at seven two three seven நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே லெவன் தேர்ட்டி ஃபைவ் கிட்டக்க செவன் டு ஃபைவ் ஜீரோவில் நமக்கு ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு பட் நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படி வர்ற கால் நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதுதான் நம்ம ரொம்ப மெயினாக அனலைஸ் பண்ணுறோம் ஏன்னா மார்னிங் மார்க்கெட்டில் நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் கமாடிட்டி மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம எப்பயுமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறோம் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சேம் தான் நீங்கள் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அந்த சேனலில் போனீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் அந்த ப்ரீவியஸாக வந்த கால்ஸ் அதை பற்றின வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் தான் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு ஒரு கால் வந்திருக்கு செவன் டூ தேர்ட்டி செவனில் நமக்கு first target seven two fifty six வந்து தேவை ஒரு நைன்டீன் பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பர் சைடில் மூவ் பண்ணுச்சுனா தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும் ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு பட் சடனாக இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ கேண்டில் நல்ல ஒரு மொமெண்டம் மார்க்கெட் மேலே ஏறிச்சு அதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் கிடச்சா லைவ் மார்க்கெட்டில் இதை வச்சு நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க அவ்வளோதான் உங்கள் வேலை அதில் வர கால்ஸை பார்த்து ஆர்டர் மட்டும்தான் போட போகிறீங்க இதை சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ